Thank you. எல்லாருக்கும் வணக்கம் இது வந்து நான் செகண்ட் டைம் இங்கே பகவத்தையாவோட பிளேஸ்க்கு வரேன் ஃபர்ஸ்ட் டைம் நானும் என் ஹஸ்பண்டும் மட்டும் வந்தோம் இந்த டைம் நானும் என்னோடய ட்வின்ஸையும் கூட்டிகிட்டு இங்கே வந்திருக்கேன் நான் ட்வின் பேபியை கூட்டிகிட்டு வந்தாலும் இங்கே இருக்கிற ஃபெசிலிட்டியும் ஹாஸ்பிட்டாலிட்டியும் அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தது எனக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவாக எனக்கு என்னென்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் வேணுமோ எல்லாமே எனக்கு பண்ணி கொடுத்தாங்க ஒரு நிமிஷம் அதுக்கப்புறமா இங்கே கிளாஸஸ் நான் மேக்ஸிமம் அட்டன் பண்ணியிருக்கேன் அட்டன் பண்ணாமையும் மிஸ் பண்ணியிருக்கேன் இவங்க வந்து ஒன் ஆன் ஒன் செஷன் கூட எனக்காக வந்து எனக்கு சரவணன் ஐயா வந்து எனக்காக எடுத்தாங்க ஆல்மோஸ்ட் என் கூட இண்டிவிஜுவலாக one and half hour spend பண்ணி எனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு கேட்டு அதிலேருந்து நான் எப்படி வெளியில் வரணுங்கிறத வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க இது கொஞ்ச நாள் ஆகும் இந்த புரிதல் கிடைக்கிறதுக்கு ஆனால் இவங்க throughout the next few months எனக்கு எவ்வளோ டைம் ஆகுமோ இதை புரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்கு அவங்க டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணுறேன்னு எனக்கு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த கிளாஸோடு இது ஸ்டாப் ஆகாது இன்னும் கண்டினியூ ஆகும் அவங்க எவ்வளோ டைம் நம்ம வேணுனாலும் ஹோல் ஹார்ட்டடாக அவங்க சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க ஸோ எல்லாருமே கண்டிப்பாக அவங்களோட புரிதல் கிடைக்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட் ஸ்பாட்டாக இருக்குங்கிறதுக்கு நான் கேரண்டியாக சொல்வேன் தேங்க்யூ